வேலையில் செய்கிற தகுதி பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவருக்கு மட்டும்தான் நீ மன்னாவின் மன்னனாக இருக்கலாம் மகாபெரும் சக்கரவர்த்தியாக இருக்கலாம் அறுபது அறுபதுக்கு மேற்பட்ட சாம்ராஜ்ய தொகுதி பேரரசனாக இருக்கலாம் ஆனால் கோவிலின் வாசலில் வெளியே நின்று பிரிவை வாங்க வேண்டும் என்று மன்னனை கூட தடுத்து நிறுத்தி வாசலுக்கு வெளியே நிறுத்த அந்த அணுகுமுறை தான் டிஸ்கிரிமினேஷன் எல்லோரும் இந்து என்றால் இன்றைக்கும் சொல்லுகிறான் ஆனால் பஞ்சமர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாதியற்ற மக்களை மட்டும் அவன் கோவிலுக்கு வெளியே நிறுத்தவில்லை நானும் இந்து என்று உரிமை கோருகிற சூப்பரனையும் நானும் இந்து என்று பெருமை பேசுகிற வைசியனையும் நானும் இந்து என்று பெருமிதம் கொள்ளுகிற சத்திரியனையும் வெளியே நிறுத்துவதுதான் சனாதனம் அதுதான் டிஸ்கிரிமினேஷன் அதுதான் டிஸ்கிரிமினேஷன் அப்படி அல்ல எந்த சாதியாக இருந்தாலும் அவன் இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தால் அவன் முறைப்படி அந்த ஆகம உரிமைகளை கற்றுக்கொண்டால் அந்த பூஜை செய்யக்கூடிய முறைகளை சடங்கு சம்பிரதாயங்களை கற்றுக்கொண்டால் அவனும் கோவிலின் கருவறைக்கு நுழைய என்று அந்த இடத்தை வெளியே வர உள்ளே தள்ளிவிடுகிற அந்த கோட்பாடு இருக்கிறதே அதுதான் சமூக முடிவு இரண்டாயிரம் ஆண்டுகளாக கோவிலின் வாசலில் என்பவனை ஒன்றே தள்ள முடியவில்லை அவன் ஒரு அதிகான் ஒரு தப்பதிதான் அந்த அருகாலை தாண்டி அவன் உள்ளே போக வேண்டும் அந்த அருகாலை தாண்டி ஒரு தப்பதி ஒருவனை உள்ளே தந்துவிட்ட கோட்பாடு இருக்கிறது அதுதான் சமூகம் இந்தியாவில் ஒரே ஒரு தலித் இயக்கம் கூட எதற்காக ஓபிசிக்கு இடஒதுக்கீடு பெறுகிறீர்கள் என்று எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை விபிசி அவர்களோடு உத்த துணையாக இருந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் முழுமூச்சாக பாடுபட்டவர் மறைந்த ராம்லா பாட்வான் விபிசிக்கு வலதுகையாக இருந்து மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா வகையிலும் பேரோடு பேருந்து உறுதுணையாக இருந்தவர் ஆசார் எதிர்க்கவில்லை மாயாவதி அம்மையார் எதிர்க்கவில்லை காஞ்சிராம் எதிர்க்கவில்லை ஆந்திரா சர்வானை எதிர்க்கவில்லை ஆந்திராவின் தலித் மக்களின் தலைவராக புகழோடு விளங்கிய கட்சி பத்மராவ் எதிர்க்கவில்லை கர்நாடகாவில் இயங்குகிற சங்கர் சமிதி தலித் சங்கர் சமிதி தலைவர்கள் யாரும் எதிர்க்கவில்லை விடுதலை திருப்புகளும் எதிர்க்கவில்லை வரவேற்போம் மண்டல் தெரிந்ததை நடைமுறைப்படுத்துங்கள் அறுபத்தி ஒன்பது சதவீதம் போதாது அதையும் தாண்டி வேண்டும் என்று மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த சொல்லி தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்தில் போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதெல்லாம் வட மாவட்டங்கள் இந்த இயக்கமே அறிமுகமாக அறிமுகமாக மதுரைகளை நாம் போராடுவோம் தேர்தல் புறக்கணிப்பு செய்த காலத்தில் போராடினோம் இந்திய மண்ணிலேயே முதல் முதலாக இன்னும் சொல்ல போனால் தென்னிந்திய மண்ணிலேயே அவர்கள் பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் ஒருவரை உயர்த்து துன்பரிப்புகளில் அச்சித்து உயர்த்தி பிடித்த இயக்கம் விடுதலை திருப்பதில் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல முதல் முதல் நான் ஒரு துன்பரிப்பு போடும்போது பெரியார் படத்தை பார்த்துட்டு பல பேர் வந்து கேட்டாங்க என்னங்க நீங்க பெரியார் எல்லாம் போடுங்க நீங்க என்ன பீக்காவான்னு வந்து கேட்டாங்க தொண்ணூறுல எனக்கு அப்ப திராவிடர் கழகத்தோடு பெரிய யாரோடும் தொடர்பு கிடையாது இந்த இயக்கத்தின் ஐந்து கொள்கைகளை நான் கொண்டு வரும்போது சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் பாட்டாதிபத்த விடுதலை மகளிர் விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஐந்து கொள்கைகளை விளக்கமாக வைத்து நான் கொடியை வடிவமைத்த போது பெரியாரையும் அம்பேத்கரையும் எனது கொள்கை ஆசான்கள் என்று நான் அறிவித்த போது தலித் சமூகத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பும் விமர்சனங்களும் வந்தன நான் அதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவில்லை பெரியாரை நான் ஓபிசி தலைவர் என்று பார்க்கவில்லை சமூக நீதிக்கான தலைவர் சமத்துவத்திற்கான தலைவர் பெண் உரிமைக்கான தலைவர் சாதி ஒழிப்புக்கான தலைவர் நான் கேட்கிறேன் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னபோது அதை எதிர்த்து நீதிக்கு வந்து வன்முறை வெளியாட்டம் நடத்தியா மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் அவருக்கும் நமக்கும் பந்தம் இருக்கிறது உறவு இருக்கிறது வேற யாரும் பெருசா ஓபிசி தலைவர்கள் சொல்றது யாரும் ஆள் இல்லை அவருக்கு அந்த ஓபிசி சொல்லிக் கொள்ளாமல் மாதிரி எம்பிசி சொல்லிக் கொள்ளாமல் ரொம்பவே ஒரு புள்ளிக்குள்ள போய் நின்றுட்டார் எல்லோருக்குமான தலைவராக இந்தியா முழுவதும் வந்திருக்க வேண்டியவர் காஞ்சிராம் மாதிரி காஞ்சிராம் சொன்ன பவிஷன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சமூக நீதி சமூகம் தான் அர்த்தம் பகுஜன் என்றால் பெரும்பான்மை மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பான்மை மக்கள் முன்னேறிய சில இருக்கிறதை தவிர மிச்ச எல்லோரும் ஒன்னா சொன்னா நாம் தான் majority SC ST OBC Muslim Christians எல்லாம் சேர்ந்தா பெரும்பான்மை சமூகம் நாம் தானே நம்ம ஏன் சிறுபான்மை சொல்லணும் சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது எனவே பகுஜன் பகுஜன் என்றால் பெரும்பான்மை மக்கள் கட்சின்னு அர்த்தம் இப்போ ராமதாஸ் அவர்கள் கூட இந்தியா முழுவதும் அப்படி போயிருந்தால் அவர் அகில இந்திய அளவில் பகுஜன் லீடராக மாறியிருப்பார் ஆனால் அவர் முறை திரும்ப திரும்ப குறுகி போய்கொண்டே இருக்கிறார் தன்னை குறுக்கிக் கொண்டே போகிறார் அதுவே ஆனால் அவரை பார்த்து நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன் அல்லது ஓபிசி மக்களின் காவலர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன் மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தபோது அதை எதிர்த்து வன்முறை விளையாட்டத்தை கட்டவிழ்த்து யார் என்ற கட்சி நண்பன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தது பிஜேபி தான் வன்னியர் சமூகத்து பிள்ளைகள் படிக்கக்கூடாது வேலை வாய்ப்பை பெறக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த கட்சி பிஜேபி தான் கோனார் வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடாது கல்வியை பெறக்கூடாது வேலைவாய்ப்பை பெறக்கூடாது மத்திய அலுவலகங்களில் வேலைவாய்ப்பை பெறக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த கட்சி பிஜேபி தான் பிஜேபியின் தலைவர் இன்றைக்கு அத்வானி அத்வானியின் தலைமையில் அன்றைக்கு மிகப்பெரிய வன்முறை விளையாட்டு நடந்தது அவர் ரத யாத்திரை நடத்தினார் ரத யாத்திரை எதற்காக நடத்தப்பட்ட ரத யாத்திரை நண்பர் பெருந்தரை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்பதற்காக நடத்தப்பட்ட ரத யாத்திரை ஓபிசி சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டை எதிர்த்து வன்முறை விளையாட்டத்தை கட்டமைத்து விட்டவர்கள் எதிரியா மண்டல் பெருந்தரை வரவேற்ற விதேறு குறிப்பவர்கள் எதிரியா யோசித்து பாருங்கள் யார் உங்கள் எதிரி எப்படி உங்களால் பாஜகவோடு தொடர்பு கொள்ள முடிகிறது உரை வைத்துக் கொள்ள முடிகிறது எப்படி ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சட்பரிவார் அமைப்புகளும் உங்களால் நட்பு கொண்டாட முடிகிறது எவ்வளவு ஆபத்தான கொள்கையை கொண்டவர்கள் ஓபிசி சமூகத்திற்கான சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இன்றைக்கும் அதுதான் அவர்களின் செயல் திட்டம் திமுக ஒன்று தோன்றலன்னா பெரியார் அரசின் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்காரு திமுகவிலிருந்து பல கட்சிகள் உருவாயிருக்கலாம் நாம் ஏன் திமுகவோட நிற்கணுங்கிற முடிவு எடுக்கிறோம் நமக்கு சீட்டு போது அளவு கிடைக்கல அது இல்லை இது இல்லைங்கிற விமர்சனங்கள்லாம் வருது அதை விட பெருசா தரம் வாங்கன்னு கூப்பிடுற நிலையெல்லாம் இருந்தது அடுத்த நாள் போய் கையெழுத்து போட்டேன் முதல் நாளே போய் கையெழுத்து போட்டேன் ஏன்னா திமுக கூட்டணி சிதறி அதன் மூலம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக இங்கே ஆட்சியில் இருக்காது பிஜேபி ஆர் எஸ் எஸ் தான் ஆட்சி இருக்கும் மிகப்பெரிய ஆபத்தை தமிழ்நாடு சந்தித்திருக்கும் அவன் கபலீகரம் செஞ்சிருப்பான் சுவாகா பண்ணிருப்பான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேர்வுக்கு முன்னாடி எவனோ தவளை மாதிரி கத்திட்டு மாதிரி எவன் கத்திர பாருங்க நான் எவனை கேட்டாலும் அவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்தான் டிவியில நிறைய பேரை காணும் எப்போ அப்படி அப்போ இப்போ ஒன்று ரெண்டு குரல் கேட்குது தேர்தல் முடிவு வந்தவன் அப்படி கொடுத்தான் என்ன அண்ணா திமுக மட்டும் ஆட்சி வந்திருந்தா எடப்பாடியால் ஓபிஎஸ்ஸால் அவர்களை கட்டுப்படுத்தியிருக்க முடியாது அதிமுகவே பிஜேபியாக மாறி இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க பிஜேபியுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா கூட்டணி கட்சிகளை தான் முதல்ல சாகா பண்ணுவான் அண்ணா இருக்கிற பூரா பிஜேபி மைண்ட் செட்டுக்கு போயிடுவான் நம்ம மருத்துவர்களுடைய கட்சியில் இருக்கணும் இப்ப பிஜேபி மைண்ட் செட்டுக்கு போயிட்டு இருக்கிறான் அவர்தான் அந்த கட்சி தான் பெரிய இழப்பை சந்திக்க போகிறது நான் வந்து விளையாட்டு சொல்லலை இது நடக்கும் SC ST MBC BC Muslim Christian மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் திருநம்பிகள் இவர்கள் எல்லாம் ரிசர்வ் கேட்டகரிஸ் என்கிற சமூக நீதி சமூகங்கள் இவ்வளவு பெரிய ஒற்றுமையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் நிகழ வேண்டும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க முடியும் வெளிப்படையாக இந்த அஜெண்டாவை நாம் முன்வைப்பதற்கு காரணம் இந்த நாட்டை காப்பாற்றியாக வேண்டும் மறுபடியும் இந்த சனாதன சக்திகளின் கைகளில் இந்த நாடு சிக்கினால் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எழுந்துவிட்டு மனிதர்களுக்கு வேண்டும் இந்த மண்ணின் ஆட்சியார சட்டமாக அரசியலமைப்பு சட்டமாக டிக்ளேர் செய்வார்கள் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரே ஆட்சி ஒரே மொழி என்ற ஒரு விளைவை கொண்டு வருவார்கள் தேர்தலை உண்மை என்று கூட அவர்கள் பிரகடனப்படுத்துவார்கள் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய பண்பு உள்ளவர் மோடி எடுத்தேன் கழித்தேன் என்று முடிவு செய்யக்கூடிய தாண்டோன்றுத்தனமான ஒரு